வணக்கம் இப்போ நாம நாம் இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி நைன் ஃப்ரைடே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகுது நமக்கு இப்போ பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் பார்த்துங்க ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at six two zero nine அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்ன்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை பார்த்தாலே போதும் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஒரு டுவெல் ஃபோருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு சிக்ஸ் டூ ஜீரோ நைனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு வந்திருக்க ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா six two twenty four point fifteen போட்டிருக்கு so six two twenty five வருதா ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெல் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு செவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் போச்சு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு சடனாக ஒரு ஜம்ப் அந்த ஜம்ப்பில் பார்த்தீங்கன்னா six two twenty seven range வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டினியூ ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹார்ட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணி six two forty two range வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது டுவெல் பிஎம் மார்னிங் மார்க்கெட் நாங்கள் வந்து பா பார்க்கல ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வெரி புவராக இருக்கும் அதே ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் அப்போ கிடைக்கிற மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்போ கிடைக்கிற என்ட்ரிஸும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் இல்லாட்டினா டேரெக்டாக ஒரு ஃபைவ் பிஎம்க்கு வந்து பண்ணிடலாம் அஞ்சு மணிக்கும் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும் அப்போதைக்கு நல்ல யூஎஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆயிடும் ஸோ அப்பையும் ட்ரேடிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி தேர்ட்டி மேலே ஆகுது நமக்கு யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்லா செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் வந்து இறங்கிக்கிட்டே வருது இப்போ ட்ரேடிங் வந்து சிக்ஸ் டு டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் ட்ரேடிங் போகையில் நமக்கு செல் கால் பார்த்திங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இன்டிமேட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம ஜஸ்ட் இப்போ சார்ட்டை பார்த்துருந்தாலே போதும் மார்க்கெட்னுடைய trend down trend selling trends ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்ததில் வர என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்க வேண்டியதான் so six sell at six two டுவெண்ட்டியில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் கீழே ரெண்டு ஸ்ட்ரெயிட் ரெட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ நம்ம பைக்காலையும் வந்து ஒரு ஷோ பண்ணிடுவோம் பைக்கால் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ஜென்ரேட் ஆச்சு நமக்கு வந்து buy at six two zero nine வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டென் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு குரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு ஒன்றரை மணிக்கு இப்போதைக்கு மூவ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆகுது கால் ஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் ஹார்ட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு சிக்ஸ் டூ டுவெண்ட்டியில் வந்த sell call six two zero four வரைக்கும் டவுன் சைடில் இறங்கி ஃபஸ்ட் ஹார்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் எனக்கு நமக்கு குரூட்